Thank you. மனவாய்வு கர்மா வந்து எப்படி கிளியர் பண்ணு சொல்றீங்க மற்ற கர்மாவை மறந்துடுங்க அப்படி ஒரு கர்மாவே இல்லைன்னே முடிச்சிருங்க சரியாகணும்னு அது இல்லாத உடனே ஏன் சரியாகணும் அதான் வேணாம் அந்த கொஸ்டின் நுப்பாட்டிடுங்க வந்ததுன்னா உங்கள் கவனம் ஆகாமிய கர்மாவில் மட்டும் இருந்தால் போதும் ஆமாம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தான் பார்த்துட்டு இருக்கணும் உங்கள் பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குன்னுட்டு நீங்கள் ஏன் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் பாதையை கிளியராக நீங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் போகிற பாதை வந்து புதர்களுக்கு மத்தியிலும் இருக்கலாம் பூங்காவுக்கு மத்தியிலும் இருக்கலாம் உங்களுக்கு உங்கள் பாதை தான் நீங்கள் கரெக்டாக போகணும் பூங்காவுக்கு மத்தியில் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் ஏனோ தானே நடந்தீங்கன்னா கீழே இடறி விழுந்துருவீங்க நம்ம பூங்கா தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அதுவும் தப்பாயிரும் அதனால் உங்கள் பாதையை பார்த்துக்கிட்டே போங்க நல்ல சூழ்நிலையாக இருக்குங்கிறதுக்காக ஏனோ தானே நடக்கக்கூடாது நம்ம செய்ய வேண்டிய செயல் நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் நல்ல விளைவாக ஏற்படுங்கிறது தான் மொத்தத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து அதுக்காக நீங்கள் உங்கள் வேலையும் பார்க்க வேண்டாம் செயலை சர்வீஸ் மட்டும் பண்ணுங்கங்கிறது இல்லை உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு மீடிய நேரத்தில் மற்றவங்களுக்கும் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கிடுங்க நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் யார் எக்கேடும் கட்டும் போட்டோங்கிற எண்ணம் வேண்டாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி எடுத்து